no, no, no, no. no, no, no, no. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா மலைக்கு உயிரோடு யாங்களும் என்னை வச்சு உன்னை காமெடி கிமெடி பண்ணலையே no, no, no, no. ఆహా నమ్మ పుట్టే నమ్మగిట్టే బుర్రా ఆరంభించడం I am speaking, no grass speaking. Sit down. 我要开始装逼了。妈！哈哈哈 n o no no no！哈哈哈哈！No no no no！What？什么？What？什么？哈哈哈哈！No no no no！哎，我烂泥，哎我烂泥，你别给我丢人！你不要给我丢人，我他妈的烂泥！快滚出去！ வெளியே போங்கடா ஐயோ ராஸ்கல்களா நோ நோ நோ ஃபீலிங் என்ன என்ன ஃபீலிங் டேய் நீ எங்க போறீங்க ஆணி புடுங்க ஆணியா புடுங்க வாடா வாங்கடா நோ நோ நோ நோ நம்ம நாங்க யாரு ஏய் ஏய் ஏய் மிஸ்டர் no no no no நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்டுல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அதுக்கலாமா <laughs> இந்த டர் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா கார்பெட் மண்டையா இந்த எகசாலம் என்கிட்ட வச்சுக்காத நீ யாரா உன் வேலை என்ன தெரியுமா ஆள் வந்தா விசிலடி அதோட நேற்று அட்ட புடிப்பிய அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற ஐயோ ஐயோ பண்றான் பாரு ரொம்ப வாசிக்காத குட் மார்னிங் ஆபிசர் ஐயோ ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா அப்படியே ஒரே ஒரு நடவு ஊழ விடு பத்திக்குமா அறுத்து கிழிச்சு போல அறுத்தாமா சித்தப்பா இல்லை என்ன நினச்சிக்க எவ்வளோ வரும் உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா எவ்வளவு டிஸ்டர்பன் இவருக்கு இவருக்கு இதான் வேலை 哎呀！小心！You respect, that respect, okay? no, no, no, no. Walk up!